வணக்கம் ஓம் சிவோம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா மகாபாரதம் போன வீடியோவோட தொடர்ச்சியை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் மகாபாரதம் அப்படின்ற இதிகாசம் வந்து படிக்க படிக்க படிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடிய இதிகாசமாக இருக்குது இந்த மகாபாரதத்தில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பகவத்கீதையை நம்மளுக்கெல்லாம் போதிச்சு வாழ்க்கையோட யதார்த்த நிலையை சுட்டி காட்டுறார் அது மட்டும் இல்லாமல் மகாபாரதத்துடைய க கதாபாத்திரங்கள் வந்து எவ்வளவு நல்ல குணங்கள் இருந்தால் என்ன நடக்கும் எவ்வளவு தீய குணங்கள் இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்றதையும் விளக்குது தீயவர்களோட சூழ்ச்சியில் சிக்கி நாட்டை இழந்து கையில் எதுவுமே இல்லாமல் காட்டுக்கு சென்று துறவரம் பூண்டாலும் தங்களுடைய விடாமுயற்சியினால் மீண்டும் அதே நாட்டை பிடிச்சு அரியணை ஏறி அவங்களோட விடாமுயற்சியையும் இந்த இதிகாசம் வந்து பல கதாபாத்திரங்கள் மூலம் விளக்குது நம்மளுக்கெல்லாம் பெரியவங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க துன்பம் வர்ற சமயத்தில் வந்து கிருஷ்ணா அப்படின்னு கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மகாபாரதத்தில் திரௌபதி அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் அவங்களோட மானத்துக்கு கேடு வரும்போது பகவான் கிருஷ்ணா அப்படின்னு கத்தி கூப்பிடும்போது கிருஷ்ணர் உடனே அவங்க முன்னாடி வந்து நின்று அவங்களோட மானத்தை காப்பாற்றி இந்த உலகத்துக்கே ஒரு நற்செய்தியை கொடுத்துருக்காரு அதாவது யார் யாரெல்லாம் அவங்களோட துன்ப காலத்தில் என்ன நினைக்கிறாங்களோ அவங்க முன்னாடி வந்தோ இல்லை அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியாமையோ அவங்களோட துன்பத்தை பணி போல விலகச் செய்வதே என்னுடைய கடமை அப்படின்னு அவர் வந்து இந்த ஒரு நிகழ்வு மூலம் மக்களுக்கு எடுத்துரைத்திருக்கிறார் இந்த மாதிரி பெரியவங்கள்லேருந்து குட்டி குழந்தைங்க வர எல்லாரும் ரொம்ப விரும்பி தெரிஞ்சுக்க ஆவலாக இருக்கக்கூடிய கதைகள் நிறைந்த ஒரு இதிகாசம் தான் இந்த மகாபாரதம் சரி இந்த மகாபாரதத்தில் என்னென்ன கதாபாத்திரங்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மகாபாரதத்தினுடைய முக்கிய கதாபாத்திரம் வந்து பாண்டவர்களும் கௌரவர்கள் பாண்டவர்கள் அப்படின்னா ஐந்து பேர் பாண்டவர்கள் அப்படின்னா ஐந்து பேர் கௌரவர்கள் அப்படின்னா நூறு பேர் இந்த பாண்டவர்கள் யார் யார் யார் யார் அந்த ஐந்து பேர் யாரோடைய குழந்தைகள் இவங்க கௌரவர்கள்னால் யார் அப்படின்றது கொஞ்சம் விரைவாக நம்ம பார்த்துடலாம் பாண்டவர்கள் மொத்தம் ஐந்து பேர்னு ஏற்கனவே சொன்னேன் அதில் வந்து தருமர் பீமன் அர்ஜுனன் நகுலன் மற்றும் சகாதேவன் இந்த அஞ்சு பேர் தான் மகாபாரதத்தினுடைய பாண்டவர்கள் இதில் முதல் மூத்தவர் யாருன்னு பார்த்தோன்னா தர்மர் இந்த தருமர் வந்து பாண்டுவிற்கும் குந்தி தேவிக்கும் மகனாக பிறந்தவங்க இவங்க தான் நான் சொன்ன மாதிரி பஞ்ச பாண்டவர்களில் மூத்தவங்க இவர் வந்து துர்வாச முனிவரோட வரத்தின் காரணமாக குந்தி தேவிக்கு யமதர்மன் மூலமாக பிறந்தவர் இவர் தான் குருச்சேத்திர போரில் வந்து பாண்டவர்களோட தலைவராக இருந்து அந்த போரை வழிநடத்தி செல்கிறாரு இவர் தான் அஸ்தினாபுரத்தின் அரசர் இவருடைய தலைமையின் கீழே தான் இந்த நான்கு சகோதரர்களும் அஸ்தினாபுரத்தை ஆண்டு வந்துட்டுருக்காங்க இவர் மிகச்சிறந்த நிர்வாக நிர்வாக திறமை கொண்டவர் அப்படின்றது வந்து குறிப்பிடத்தக்கது இவருக்கு அடுத்தது யார் அப்படின்னு பார்த்தோன்னா பீமன் பீமன் வந்து பாண்டுவிற்கும் குந்திக்கும் இரண்டாவதாக பிறந்த மகன் இவர் வந்து வாயு பகவானுக்கும் குந்திக்கும் பிறந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க பீமன் வந்து பீமன்னு சொன்னாவே ஒரு ஆஜானுபாகவான தோற்றம் வந்து நம்ம மனசில் வந்து நிற்கும் அந்த மாதிரி பீமன் வந்து ரொம்ப வலிமையுடையவர் அப்படின்றது இந்த இதிகாசத்தில் சொல்லப்பட்டிருக்கு மேற்கு இந்தியாவில் பாயிர பீமா அப்படின்ற ஆறு வந்து இவருடைய பேர் காரணமாக தான் அந்த ஆறுக்கு அந்த ஒரு பேர் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க பாண்டவர்களில் மூணாவது முக்கியமான கதாநாயகன் அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படிப்பட்டவர் யார் அப்படின்னா அர்ஜுனன் அர்ஜுனன் வந்து பாண்டுக்கும் குந்தி தேவிக்கும் பிறந்த மூன்றாவது மகன் கிருஷ்ணரோட மிகச்சிறந்த நண்பர் அர்ஜுனன்னு சொன்னாவே நம்ம மனசுக்கு எல்லாத்துக்கும் ஞாபகம் வர்றது வில்வித்தை வில்வித்தையில் மிக திறமை வாய்ந்தவர் இவர் வந்து பாண்டவர் மற்றும் கௌரவர்களுக்கு குருவான இரண்டு பேருக்குமே ஒரே குரு தான் அவரோட பேர் வந்து துரோணர் இந்த துரோணருடைய முதன்மையான சீடர் யார் அப்படின்னா இந்த அர்ஜுனன் அப்படின்னு சொல்கிறாங்க நான்காவது நகுலன் ஐந்தாவது சகாதேவன் இந்த நகுலனும் சகாதேவனும் பாண்டுவிற்கும் பாண்டுவின் இரண்டாவது மனைவியான மாத்ரிக்கும் மகனாக பிறந்தவர்கள் இவங்க ரெண்டு பேர் இரட்டை சகோதரர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க ரெண்டு பேருமே அஸ்வினி தேவர்களின் மூலமாக பிறந்தவர் இந்த நகுலன் அப்படின்றவன் அவன் பேருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப அழகான தோற்றம் உடையவர் அப்படின்னு சொல்கிறாங்க இவர் வந்து வாழ்வீச்சில் சிறந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க சகாதேவன் வந்து இந்த பாண்டவர்கள்லேயே இளையவர் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது கடைசி மகன் தான் இந்த சகாதேவன் அப்படின்னு சொல்கிறாங்க இவர் மிகவும் புத்தி கூர்மை வாய்ந்தவர் நகுலன் மாதிரியே வாழ்வீச்சிலையும் சிறந்த இரட்டை குழந்தைகள் அப்படின்றனால நகுலனுக்கு இருக்கிற திறமை சகாதேவனுக்கும் இருக்குது வாழ்வீச்சில் இவருக்கு இன்னொரு திறமை என்ன அப்படின்னா பின்னால் நடக்கிற இருக்கிற செயல்களை முன்கூட்டியே அறிஞ்சியும் நாணம் வந்து இவருக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இவரும் வந்து அஸ்வினி தேவர் மூலமாக பிறந்தவர் தான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நகுலனும் சகாதேவனும் இரட்டையர்கள் ஆனால் இரண்டாவது மனைவிக்கு பிறந்தவர்கள் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது கௌரவர்கள் யார் அப்படின்னு பார்த்தோன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நூறு மகன்கள் அதாவது பாண்டுவின் சகோதரனான திருதராஷ்டிரனுக்கும் காந்தார நாட்டு இளவரசியான காந்தாரிக்கும் பிறந்த நூறு மகன்களை தான் கௌரவர்கள் அப்படின்னு மகாபாரதத்தில் சொல்லியிருக்காங்க நம்ம காந்தார நாட்டு இளவரசி காந்தாரி அப்படின்னு நம்ம சொன்ன உடனே நம்மளுக்கு என்ன நிகழ்வு ஞாபகம் வரணும் அப்படின்னா திருதராஷ்டிரனுக்கு ஒரு கட்டத்தில் வந்து கண் பார்வை வந்து இருக்காது அவர் வந்து குருடாயிருவார் அவர் என்ன காரணத்துக்காக குருடானார் அது நியாயமா தர்மமா அது எதுவுமே யோசிக்காமல் தன்னுடைய கணவன் பார்க்க முடியாத இந்த உலகத்தை கண் பார்வை இருந்தாலும் நானும் பார்க்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கண்களை கருப்பு துணியால் கட்டிட்டு அவங்களோட மீத வாழ்க்கையை திருதராஷ்டிரனோட கழிச்சவங்க வந்து இந்த காந்தார நாட்டு இளவரசி காந்தாரி இந்த நிகழ்வு வந்து மகாபாரதத்தில் மிக முக்கியமானது எப்படி வந்து கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணும் கணவனுக்கு ஏற்றாப்புல மனைவி நடந்துக்கணும் மனைவிக்கு ஏற்றாப்புல கணவன் நடந்துக்கணும் அப்படின்ற ஒரு படிப்பினையும் இந்த ஒரு நிகழ்வின் மூலமாக நம்ம கற்றுக்கலாம் இந்த மகாபாரதத்தில் கௌரவர்களோட முதல் கௌரவர்கள் மூத்தவர் அப்படின்னு யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா துரியோதனன் இந்த துரியோதனன் வந்து மிகுந்த பேராசை உடையவர் பிடிவாத குணம் உடையவர் இவருக்கு அடுத்து பிறந்தவர் வந்து துச்சாதனன் இந்த துச்சாதனன் வந்து ரொம்ப கெட்டவர் தீமையில் வந்து துரியோதனைய துரியோதனனை விட கொடுமையானவர் அப்படின்னு சொல்கிறாங்க கௌரவர்கள் அனைவரும் செல்வ செழிப்போடு வளர்ந்தவர்கள் அதே சமயம் பிடிவாத குணத்தோடு வளர்ந்தவர்கள் இந்த பிடிவாத குணம் தான் வந்து அவங்களோட புத்தியில் வந்து தீமையான குணங்களை விதைக்கிறதுக்கு அடித்தளமாக அமைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மகாபாரத இதிகாசம் சொல்லுது சரி இதுதான் வந்து மகாபாரதத்தோட ஒரு முன்னுரை இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது இவ்வளோ கதைகள் வந்து ஒரு முன்னுரை மாதிரி இப்போ தான் நம்ம மகாபாரதத்தோடைய கிளை கதைகள் கிளை கதைகளை வந்து பார்க்க போகிறோம் அந்த காலத்தில் வந்து புலவர்கள் முனிவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க ஒரு புத்தகமோ ஒரு நூலோ எழுத போகிறாங்க அப்படின்னா பொதுவாக முதல் செயல் கடவுள் வாழ்த்து பாடல் அப்படின்னு சொல்லுவாங்க கடவுளை வாழ்த்தி பாடிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்களோட அந்த முதல் பாடலையோ இல்லை முதல் செய்யுலையோ வந்து கடவுளுக்கு அர்ப்பணிச்சிட்டு நான் நல்லபடியாக இந்த நூலை முடிக்கணும் அப்படின்னு வணங்கிட்டு அப்புறம் அவங்களோட நூலையோ புத்தகத்தையோ எழுத ஆரம்பிப்பது வந்து ஒரு வழக்கம் அதே மாதிரி தான் நம்ம வேதவியாசரும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த மகாபாரத கதையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கங்கை நதியை ஒரு பெண்ணாக உருவகப்படுத்தி கங்காதேவி அப்படின்னு உருவகப்படுத்தி அந்த கங்காதேவி எங்கே பிறந்தாங்க யாரை கல்யாணம் பண்ணாங்க அதுக்கு பின்னாடி ஒரு வரலாறை சொல்லி அந்த கங்காதேவியை வணங்கிட்டு ஏன் கங்காதேவியை வணங்குறாங்க அப்படின்னா அந்த காலத்தில் கடவுள்லாம் இல்லை நம்ம இதிகாசங்கள்லேருந்து தான் ஒவ்வொரு கடவுளாக இதிகாச மகாபாரதத்தில் வந்து கிருஷ்ண பகவான் வந்து கடவுளாக போற்றப்படுறாரு ராமாயணத்தில் ராமர் வந்து கடவுளாக போற்றப்படுறாரு இந்த மாதிரி இதிகாசங்கள்லேருந்து தான் பின்னாட்களில் வந்து கடவுள் வர்றாங்க அதனால் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இயற்கையை வந்து கடவுளாக நினச்சி பல முனிவர்கள் எழுத்தாளர்கள் வந்து இயற்கையை கடவுளாக வழிபடுறது வந்து ஒரு சாதாரண விஷயம்தான் அதே மாதிரி நம்ம வேதவியாசரும் இயற்கையின் ஒரு அம்சமான தண்ணீர் நீர் நீரின்றி அமையாத உலகு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அப்படிப்பட்ட நீரை வந்து வணங்கிட்டு வணங்குறது மட்டும் இல்லாமல் அதுக்கு ஒரு கதை அந்த உண்மையாக நடந்த கதையோ இல்லை இவருடைய கற்பனை கதையோ அதை ஒரு கதையை சொல்லி கங்காதேவியை சிறப்பிச்சுட்டு அந்த மகாபாரத கதைக்குள்ளே போகிறாரு ஸோ அப்படி அவர் கங்காதேவி பற்றி என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம் இச்சுவாக குலத்தை சேர்ந்த மன்னன் மகாபிஷக் இவர் பேர் வந்து மகாபிஷக் இவரை வந் இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு நல்ல மன்னன் அவருடைய ஆட்சியை வந்து சிறப்பாக செஞ்சிட்ருக்காரு இவரோட புண்ணிய செயல்னால் இவர் இறந்து போனதும் தேவலோகம் அப்படின்ற சொர்க்கத்துக்கு போகிறாரு அங்கே போய் தேவர்களோட அவர் வந்து அந்த சொர்க்கத்தில் இருக்க எல்லா நல்ல விஷயங்களையும் அனுபவிச்சுட்டு பிரம்மதேவரை வந்து வணங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவர்களோட போகிறாரு அப்போ கங்கை நதி அதாவது அங்கே அந்த சொர்க்கத்தில் கங்கை நதி ஓடிட்டுருக்கு அந்த கங்கை நதியிலேருந்து கங்காதேவி அப்படின்னு ஒரு பொண்ணு அதாவது அந்த கங்கை நதியே பெண் உருவம் எடுத்து கங்காதேவி அப்படின்னு அந்த நதி கரையில் வந்து நின்றுட்டுருக்கிறதா உருவகப்படுத்தி நம்ம வேதவியாசர் சொல்கிறாரு அங்கே நின்றுட்டுருக்காங்க அப்போ காற்று நல்லா பலமாக அடிக்குது அப்போ வந்து அந்த தேவர்கள் அது மட்டும் இல்லாமல் அந்த மகாபிஷக் அவங்க எல்லாரும் சேர்ந்து பிரம்மதேவரை போ பார்க்குறதுக்கு அதாவது அவரை வந்து தொழுதுட்டு வர்றதுக்காக போகிறாங்க அப்போ காற்றடிக்கும் போது கங்காதேவியோட ஆடை வந்து சிறிது விலகிடுது இதை பார்த்த தேவர்களும் ரிஷிகளும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வெட்கத்தால் தலை குனிகிறாங்க பொதுவாக வந்து பெண்கள் தான் வெட்கத்தால் தலை குனிவாங்க ஆனால் இந்த பெண்ணினுடைய அழகை பார்த்து ஆண்கள் வந்து வெட்கத்தால் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க ஆனால் நம்ம மகாபிஷேக் மட்டும் அவங்களோட அழகை பார்த்து அவர் மெய் மறந்து அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாரு இதை பார்த்த பிரம்மதேவருக்கு வந்து ரொம்ப கோபம் வந்துடுது என்னை பார்க்க என்னை தொழ என்னை வணங்க வரும்போது ஒரு மனிதனோ ஒரு தேவனோ அது யாராக இருந்தாலும் சரி அவங்களுடைய மனநிலை வந்து ரொம்ப தெளிவாகவும் அமைதியாகவும் புனிதமாகவும் இருக்கணும் இந்த மாதிரி ஒரு காதல் பய பயப்பட்டதாகவோ மோக வயப்பட்டதாகவோ இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு நம்ம மகாபிஷேக் மேலே கோவப்பட்டுறாரு கோவப்பட்டுட்டு மகாபிஷேக்கை பார்த்து ஒரு சாபம் கொடுத்துறாரு என்ன அப்படின்னா நீ வந்து இந்த சொர்க்கத்தில் இருக்கிறதுக்கு தகுதியானவன் இல்லை அதனால் நீ என்ன பண்ணுவ அப்படின்னா பூ உலகில் பூ உலகுனா மண்ணுலகில் அதாவது மனிதர்கள் வாழக்கூடிய உலகில் மண்ணுலகில் மனுஷனாக பிறந்து கங்காதேவிக்கு பிடிக்காத விஷயங்கள்லாம் செஞ்சு அவங்க வெறுக்கிற மாதிரி நடந்துக்கிட்டு துன்பம் அடைஞ்சு திருப்பி நீ வந்து நல்லுலகை அடை நல்லுலகு அப்படின்னா சொர்க்கம் சொர்க்கத்தை அடைவ அப்படின்னு சொல்லி சபிக்கிறாரு இந்த சாபத்தினால பின்னாட்களில் மகாபிஷேக் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா மண்ணுலகத்தில் பிரதீப மன்னன் அப்படின்ற மன்னனுக்கு வந்து மகனாக பிறக்கிறாங்க இதுக்கிடையில் என்ன ஆகுது அப்படின்னா பிரம்மதேவர் வந்து மகாபிஷேக்கு சாபம் கொடுத்துட்றாங்க மகாபிஷேக்கு மட்டும் கங்காதேவி மேலே ஒரு மோகம் வரல கங்காதேவிக்கும் இவர் மேலே ஒரு மோகம் இருந்திருக்கு ஆனால் வந்து கங்காதேவி வந்து அப்போ அதை காட்டிக்கலை கங்காதேவி வந்து இவரை பற்றியே யோசிச்சுட்டு அதாவது மகாபிஷேகை பற்றியே யோசிச்சுட்டு நடந்து போயிட்டுருக்காங்க அப்போ வந்து அங்கே அஷ்டவசுக்கள் அஷ்டவசுக்கள் அப்படின்றவங்க வந்து மனுவோட மைந்தனாகிய பிரஜாபதியின் எட்டு மகன்கள் மனுன்றது ஒரு மிகப்பெரிய முனிவர் அவருடைய மைந்தர் வந்து பிரஜாபதி அவருடைய எட்டு மகன்கள் தான் இந்த அஷ்டவசுக்கள் அவங்க பேர் என்ன அப்படின்னா தாரா துருவா சோமா அஹா அனிலா அனலா பிரதியுஷா அது மட்டும் இல்லாமல் பிரபாசா இந்த பிரபாசா தான் ரொம்ப முக்கியமான ஆள் இந்த எட்டு பேரும் தான் அஷ்டவசுக்கள் ஓகேவா இவங்க வந்து இந்த அஷ்டவசுக்களும் அந்த கங்காதேவி போகிற வழியில் ரொம்ப கவலையாக உட்காந்துருக்காங்க அப்போ கங்காதேவி இவங்களை பார்த்துட்டு ஏன் எல்லாரும் கவலையாக உட்காந்துருக்கீங்க என்ன என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த அஷ்டவசுக்களும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் வந்து வசிஷ்டர் அப்படின்ற ஒரு முனிவருடைய கோபத்துக்கு ஆளாயிட்டோம் அவர் வந்து எங்களுக்கு ஒரு சாபம் கொடுத்துட்டார் நீங்கள் எட்டு பேர் வந்து மண்ணுலகில் மனிதர்களாக பிறந்து துன்பம் அடைவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு சாபம் கொடுத்துட்டாரு அதனால் என்ன பண்ணுறதுனே தெரியல அதனால தான் நாங்கள் சோகமாக மனக்கவலையோடு உட்காந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ வந்து கங்காதேவிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல ஏன்னா அவங்களும் மனக்கவலையில் இருக்காங்க அவங்கள பார்த்து மோக வயப்பட்ட காதல் வயப்பட்ட ஒருத்தனுக்கும் சாபம் கிடச்சி அவனும் வந்து மண்ணுலகில் மனுஷனாக பிறக்க போகிறான் இவங்களுக்கும் அதே சாபம் அதனால் இவங்களுக்கு கங்காதேவிக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல அப்போ வந்து அந்த அஷ்ட வசுக்கள் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா நாங்கள் இப்போ வந்து உங்ககிட்ட ஒரு வரம் கேட்க போகிறோம் எங்களோட மனக்கவலையை தீர்க்கறதுக்கு அந்த ஒரு வரம் தான் நீங்கள் நினச்சா அந்த வரத்தை கொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து எங்களோட மனக்கவலையெல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ கங்காதேவியும் சரி எனக்கு ஒத் எனக்கு ஒத்து வந்தால் நான் அதுக்கு வந்து சரின்னு சொல்லுவேன் என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னும் போது நாங்கள் மண்ணுலகில் பிறக்கும்போது எங்களுக்கு தாயார் ஒருத்தவங்க வேணும் இல்லையா ஸோ நீங்கள் தான் எங்களை வந்து பெற்றெடுக்கணும் எங்கள் எட்டு பேரையும் இந்த மண்ணுலகில் வந்து நீங்கள் தான் எங்களை பெற்றெடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஓகே நான் பெற்றெடுக்கிறதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் நீங்கள் எனக்கும் எந்த ஒரு மனிதனை வந்து தந்தையாக தேர்ந்தெடுக்கிறீங்க எனக்கும் யாருக்கும் நீங்கள் வந்து மகன்களா அல்லது மகள்களாக பிறக்க விரும்புகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மண்ணுலகில் வந்து பிரதீப மன்னன் அப்படின்னு ஒரு மன்னன் வந்து சிறப்பாக ஆட்சி செஞ்சிட்ருக்கான் அவன் ரொம்ப நல்லவன் அவனுக்கு வந்து இன்னும் கொஞ்ச நாளில் சந்தனு அப்படின்னு ஒரு மகன் பிறக்க போகிறான் அவனை தான் வந்து நாங்கள் வந்து தந்தையாக அடைய விரும்புகிறோம் அப்படின்னு சொன்னோடனே கங்காதேவிக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி என்ன அப்படின்னா பிரதீப மன்னனோட மகனாக பிறக்க போகிறது யார் மகாபிஷக் அப்படின்ற ஒரு தேவலோகத்தை அடைந்த ஒரு மன்னன் தான் அவனுடைய இரண்டாவது பிறவியில் பிரதீப மன்னனுக்கு மகனாக பிறந்து அங்கே துன்பம் அடைஞ்சு திருப்பி வந்து தேவலோகத்துக்கே வருவான்றது தான் அவனுடைய சாபம் ஆனால் இவங்களுக்கு கங்காதேவிக்கு என்ன மகிழ்ச்சி அப்படின்னா தன்னை பார்த்து காதல் வயப்பட்ட ஒரு மனுஷனை நம்ம திருப்பி பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் தன் அவங்களுக்கே ஒரு காதல் வர வச்ச ஒரு மனுஷனை பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அவருக்கே வந்து எட்டு குழந்தைகளை பெற்றெடுக்க போகிறோம் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் இவங்க உடனே வந்து சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்போ வந்து அஷ்டவசுக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அது மட்டும் இல்லை இன்னொரு வரமும் எங்களுக்கு நீங்கள் சரின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது என்ன கேளுங்க அப்படின்னு கங்காதேவி சொல்லும்போது நாங்கள் மண்ணுலகில் பிறந்து ரொம்ப நாள் வந்து கஷ்டப்படுறதுக்கு நாங்கள் விரும்பலை அதனால நாங்கள் பிறந்த உடனே பிறந்த உடனே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எங்களை வந்து கங்கை நதியில் தூக்கி எறிஞ்சிடணும் அதில் நாங்கள் இறந்து திருப்பி நாங்கள் வந்து தேவலோகத்துக்கே வந்துடுவோம் அதனால வசிஷ்டரோட சாபமும் விமோச்சனம் அடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கங்காதேவியும் யோசிச்சுட்டு ஒரே ஒரு நிபந்தனை இருக்குது அந்த நிபந்தனைக்கு நீங்கள் ஓகே சொன்னீங்கன்னா உங்களோட நிபந்தனைக்கும் எனக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லும்போது என்ன அப்படின்னு கேட்குறாங்க அப்போ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா புத்திர பேர் கருதி புத்திர பேர் எனக்கு குழந்தையே இல்லைன்னு யாரும் சொல்லிடக்கூடாது அதனால் அந்த புத்திர பேர் கருதி ஒரே ஒரு குழந்தைய மட்டும் வச்சுட்டு மீதி ஏழு பேரையும் நான் வந்து தூக்கி தண்ணியில் எரிஞ்சிடுறேன் இதுக்கு நீங்கள் சம்மதம் சொன்னீங்கன்னா உங்களை வந்து மண்ணுலகில் பெற்றெடுக்க நானும் தயார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்படி கூறிய கங்காதேவி வந்து இந்த எட்டு குழந்தைங்களையும் பெற்றெடுத்தாங்களாம் அவங்க பிரதீப மன்னன் னுடைய மகனான சந்தனுவை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா அவங்களுடைய கல்யாண வாழ்க்கை எப்படி இருந்தது அவங்க சந்தோஷமாக இருந்தாங்களா அவங்க குழந்தைய தூக்கி தண்ணியில் எரியும் போது பிரதீப மன்னனோட மகன் எந்த கேள்வியும் கேட்கலையா அப்படின்ற கதைகளை வந்து நம்ம நெக்ஸ்ட் ஆடியோவில் பார்க்கலாம் அதுவரை எங்களோட புதிய முயற்சிக்கு உங்கள் பேர் ஆதரவை தருவீங்கன்ற நம்பிக்கையோட இது உங்கள் ஓம் சிவோம் சேனல் நான் உங்கள் சித்ரா நன்றி வணக்கம் ஓம் சிவோம்